ஹலோ வணக்கம் இது மோனிகா உலகம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் தான் நம்ம தக்காளியில் செய்கிற ஒரு சைடிஷ் இது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாகவும் செய்யலான்றதை பார்த்தோன்னா முதல்ல தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சில்லி கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா பழுத்த ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் தேவையான அளவு ஆயில் இப்போ அது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் ஈஸியாகவும் செஞ்சோம்னா சீக்கிரமாகவும் வந்துடும் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்வா பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் வானலை வச்சுக்கோங்க வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆயில் நல்லா சூடாகணும் ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் சோம்பு தேவையான அளவு மிக்சராக கொஞ்சம் போட்டுக்கணும் நான் மிக்சராக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் இது ரொம்பவும் ஈஸியாக பண்ணுற ரெசிபி தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும் கடுகு நல்லா பொரியிடும் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டோன்னே கொஞ்சம் ஆனியன் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினாவே போதும் பச்சை மிளகாய் போட்டோன்னே நம்ம வாய்ப்பில் நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கிற தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த தக்காளியோட ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ನೋದು ಚಿಲ್ಲಿ ಚಿಲ್ಲಿ ಪಕ್ಕದ ಬಿಡ್ತೀವಿ ಜೊತೆಗೆ ತುಂಬ மல்லிகை அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையானது சால்ட் கொஞ்சமாக தேவையானது சால்ட் கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இட் டேக் ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இது எப்படி பாயில் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம டொமேட்டோ கறி வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் டொமேட்டோ கறி தான் அது இப்போ இதுக்கு கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது செய்யறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப சிம்பிள் டிஷ் இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் தக்காளி கறி இது ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம் ஸோ பவுலில் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்